அடுத்ததில் வந்து விகற்ப தியானம் அதுக்கு ஒரு பேர் கொஞ்சம் விகற்பங்கிற மாதிரி இருக்குது இன்னும் உண்மையிலேயே இதுக்கு ஒரு வேறு பேர் கூட மாற்றி கொடுக்கலாம் உண்மையிலே இது ஒரு நல்ல தியானம் இது இது ஒரு லைஃப் லாங்காக இது நீங்கள் எல்லாருமே பயன்படுத்த வேண்டிய தியானம் அது இது நீங்கள் கடைசி வரைக்கும் கையில் வச்சுக்கலாம் இது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க ஒரு ட்ரெயின் உங்கள் பக்கத்து வழியே ஓடுதுன்னு வச்சுக்கோங்க இந்த சப்தத்தை உங்களால் தாங்க முடியாது அப்போ நீங்கள் வந்து அந்த சப்தத்தோடு இணைஞ்சிக்கிடணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கிறீங்க மரங்கள்லாம் காற்றில் அசையுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக உட்காந்து அந்த மரங்கள் அசைகிறத நீங்கள் வந்து ஃப்ரீயாக அப்படியே கவனிக்கணும் அந்த மரங்கள் அசைகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்து முழுசும் அது அசைகிறதுக்கு நீங்கள் உங்கள் கவனத்தை அதனுடைய அசைவோடு இணைச்சிக்கிடணும் அந்த அசையோடு இணைக்கும் பொழுது கொஞ்சம் நேரத்தில் நீங்களே அந்த மரமாக மாறி அசைகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சகிக்க முடியாத கஷ்டமான ஒரு சவுண்டு கேட்டுன்னா நீங்கள் அதோடு உங்கள் கவனத்தை இணைச்சி அந்த சப்தமாகவே மாறிடணும் இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் லைஃப் லாங்காக உங்களுக்கு பயன்படும் ஏன்னா நிறைய பிரச்சனையான சூழ்நிலைகளெல்லாம் கூட அது வந்து உங்களை உங்களை பாதிக்கும் அல்லது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து இந்த டிஸ்டர்பன்ஸோடு நீங்கள் இணைஞ்சிக்கிடணும் அவ்வளோதான் அப்படின்னா உங்கள் தரப்புலேருந்து எதிர்ப்பே இருக்காது எதிர்ப்பே இல்லாமல் உங்களுக்கு எது எதெல்லாம் நிகழுதோ நிகழ்கிறதோட இணையிறதுங்கிற மாதிரி ஒரு தியானம் அது இப்போ உதாரணமாக இப்போ இதில் நம்ம ஒரு ஒரு ஃபேன் இருக்குது ஏதாவது ஒரு ஃபேனை போடுங்க கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் ஒன் பாயிண்டில் ஓடுற மாதிரி ஆ ஒன்று ஒன்று தான் அது சிலதெல்லாம் இதோட கூட ஸ்லோவாக ஓடும் அந்த அப்படி ஃப்ளானை கூட அப்படி ஓட விட்டு கொஞ்சம் நேரம் அந்த அந்த அந்த ரொட்டேஷன்லேயே கவனமாக இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அதோட பொருந்துறது ஈஸியாக இருக்கும் அப்படியே அதை வாட்ச்ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த அதனுடைய அசைவோடு நீங்கள் பொருந்தணும் ஒரு இயக்கத்தோட ஒரு அசைவோடு நீங்கள் பொருந்தணும் பொருந்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதனுடைய ஒவ்வொரு மூமெண்ட் இப்போ நான் கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது இந்த இதை நீங்கள் ஈஸியாக அதை நீங்கள் அதோட பொருந்திக்கலாம் அப்படி அந்த மாதிரி அமைதியாக உட்காந்து அதை அந்த மாதிரி நீங்கள் எதையாவது ஒன்றா செலக்ட் பண்ணிக்கிடுங்க செலக்ட் பண்ணி ஒரு சப்தமோ அல்லது இப்படி ஒரு அசைவோ அதை எடுத்து அதோடு நீங்கள் பொருந்தினீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக அதோட போகிறது அப்படி கூட எடுத்துக்கலாம் அஞ்சு ஆறு புலன் ஏன்னா நீங்கள் உங்களோட இணைஞ்சிக்கிட்றீங்களா உங்களை உங்களுக்குன்னு சொல்லி தனியாக இல்லாதபடி இதில் ரிசப்டிவ்ங்கிறதோட கூட நீங்கள் வந்து அதோட இணைஞ்சிக்கிட்டுறீங்க கிட்டத்தட்ட நீங்கள் தான் அதோட பயணம் பண்ணி வெளியே ஃபோக்கஸிங் மாதிரி தான் அது ஒரு ஃபோக்கஸ் ஆகி நீங்கள் அதில் இணைஞ்சிக்கிட்டீங்க ஆமாம் என்னென்ன ஒரு காட்சியோட இருந்ததுன்னா காட்சியோடு இணைஞ்சிக்கலாம் சப்தம்னா சப்தத்தோடு இணைஞ்சிக்கலாம் எதோட வேணாலும் இணைஞ்சிக்கலாம் எதோடனாலும் இணைஞ்சிக்கலாம் ஆ மியூசிக்கு போ சகிக்க முடியாத மியூசிக் ஒருத்தர் போடுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த இதுலேயுமே கூட நீங்கள் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா சகிக்க முடியும் சகிக்க முடியாத சகிச்சுக்கிட முடியும் அந்த மாதிரி நீங்கள் சிலவர் வந்து உட்காந்து அறுத்துக்கிட்டு இருப்பார் நீங்கள் என்ன பண்ணணும்னா எலும்பி தான் ஓடணும் எலும்பி ஓடுறதுக்கு பதிலாக அந்த சர்வர் இந்த விகற்ப தியானத்தில் அவரோட இணைஞ்சிக்கிடலாம் அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா நம்ம பக்கத்தில் எலும்பி ஓடாதவங்களே கிடையாது ஐயா ஒருத்தர் ஜோக் சொன்னார் அவரு அவர் சொன்னாரு பட் நீங்க சொல்றதோட ஒத்து வருது கொரட்டை விடுவாரு அப்போ கொரட்டை விட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது கொரட்டையே கவனிச்சா மாதிரி அதான் அதான் அவருக்கு கொரட்டை விடுறது வந்து நீங்கள் டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வராது அவர் கொரட்டையை வந்து நீங்கள் ச அந்த விகற்ப தியானத்தில் போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த அந்த குரட்டையை வந்து ஒரு தாலாட்டாக மாறிவிடும் உங்களுக்கு ஒரு தாலாட்டு படுற மாதிரி இருக்கும் அப்படி மாறிவிடும் அது இதில் ஏதாவது உங்களுக்கு விளங்கிடுறதுக்கு ஏதாவது விளங்கி விளங்காமல் ஏதாவது இருக்கா ஐயா ஒரு டவுட்டுங்க ஃபோக்கஸ்டாக எப்படி இருக்கிறதுங்க இப்போ நம்ம வந்து ஜாப் இன்டர்வியூக்கு போகிறோம் அங்கே வந்து இன்டர்வியூவில் ஃபோக்கஸ்டாக இருந்தது நம்ம பதில் சொல்ல முடியும் இப்போது அதுக்கு இந்த தியானங்கள் ஏதாவது உதவுமாங்க அதான் நீங்கள் இதில் இப்போ இந்த தியானம் வந்து இப்போ இந்த சொல்லப்போனால் இப்போ இந்த விகற்ப தியானங்கிறது ஃபோக்கஸிங் தான் அது முழுக்க ஃபோக்கஸிங் அதோடு இணைஞ்சிக்கிடுறீங்க இன்னும் நல்லாயிருக்கும் நல்லாவே பண்ணலாம் நீங்கள் இன்டர்வியூ பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் சரிங்க ஒரு நல்லாவே அதோடு இணைஞ்சிக்கலாம் அந்த கேள்வி கேட்குறவரோட நீங்கள் இணைஞ்சிக்கிடுறீங்க ஒன்னஸ் ஆயிடுறீங்க எது மூணில் எஃபெக்டிவ்ங்கிறதோட கூட நமக்கு பயனுடையது வந்து இந்த விகற்ப தியானம் தான் கடைசி தியானம் தான் இது வந்து லைஃப் லாங்காக உங்களுக்கு பயன்படும் ஏன்னா நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு பிடிக்காத சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்கும் அதோட இணைஞ்சிக்கிட்டு நீங்கள் அமைதியாக நிம்மதியாக இருக்கலாம் சரி நாம அது கூட இணைஞ்சிட்டோம்னா திட்டத்தை கவனிப்போம் இன்னும் இன்னும் இன்னும் அப்படியே போயிடும் இல்லை வேற அவங்க உங்களுக்கு சொரணையே கிடையாதுன்ட்டு அவங்க ஓட்டு போயிடுவாங்க சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் அந்த புறா ஐயா ஓ ஐயா இங்கேயா இங்கேயா இங்கே உடம்புல வர சின்ன வலியை கூட இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி பண்ணலாம் பண்ணாலும் நோயோட குணமாயிரும் ஓ சரி ஓகே இப்போ எனக்கு இதே மாதிரி ஏற்பட்டது ஒரு தடவை ஒரு தேழல் கொட்டிச்சது வீடியோ பார்த்தேன் அதனால பார்த்துருக்கீங்களா அந்த தேள் கொட்டினத வழியை வந்து இப்படி தான் இது பண்ணேன் முதல்ல என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த தேள் வலிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது இடைவெளியே இல்லாதபடி ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி வலி இருந்தது பிறகு அது அந்த மாதிரி இந்த இந்த விகற்ப தியானத்தில் அதை கவனிக்கும் பொழுது அந்த வலி இடுக்கு இடையில் ஒரு இடைவெளி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது அந்த இடைவெளி பிறகு இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிச்சிது பிறகு கடைசியில் இடைவெளி மட்டும்தான் இருந்தது வலியே காணாமல் போயிட்டு இதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நடந்து போச்சு அந்த மாதிரி சில நேரங்களில் இதே மாதிரி நோய்கள் இருந்தாலும் கூட நோய்களை கூட குணப்படுச்சு ஆக்சுவலாக எனக்கு இந்த அனுபவம் நடந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்த அப்புறமா நான் ட்ராவல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்செரிச்சல் வந்துச்சு ஜென்ரலாக நெஞ்செரிச்சல் வந்தோடனே அதை எதிர்ப்போம் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுன்னே நீங்கள் சொன்ன மாதிரி அது அஞ்சு நிமிஷத்தில் காணாத போயிடுச்சு ஸோ இது உண்மையில் நடந்த விஷயம் சரி அந்த இது என்னோட அனுபவம் பல்வலி மட்டும் எக்ஸப்ஷன் <laughs> ஏன்னா அந்த இதில் அதில் சொல்லலை ஒருத்தர் அதே மாதிரி ஒரு ஃபாரினர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் இப்போ நீங்கள் உங்கள் சொல்கிற விகற்ப தியானம் பல்வலிக்கு கேட்கலையேன்னாரு ஆமாம் அது கேட்காது எனக்கும் தெரியும் ஆனால் அதை நான் அந்த புக்கில் சொல்லாமல் விட்டுட்டேன் அதில் அதில் பல்வலியை மட்டும் குறிப்பிடலை அந்த புக்கை எழுதும்போது பல்வலியை பற்றி அனுபவம் எனக்கு ஏற்படலை பிறகு தான் ஏற்பட்டது ஆனால் பல்வலி மட்டும் எக்ஸப்ஷன் நீங்கள் கவனிக்க கவனிக்க அந்த பல்வலி கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கும் பதட்டம் இருக்கிற சூழ்நிலையில பண்ற மாதிரி நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு ஹையர் ஆஃப்ஸை மீட் பண்ணுற சமயத்தில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த டைமில் வந்து நமக்கு ஒரு பதட்டம் இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் ஒரு என்கொயரியோ ஒரு இன்டர்வியூவோ ஏதோ இருக்கிற சமயத்தில் அந்த நானில் இருந்தோன்னு சொன்னாக்கா அந்த பதட்டம் வந்து நல்லா கம்மியாயிடுது ப அது கரெக்டாக உதவிகள் இருக்கும்